வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் அளவியல் சாப்டரில் உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமாங்க உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு உள்ளீடற்ற கோலத்தோட உள் ஆரத்தை ஸ்மால் ஆர் வெளி ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு எடுத்து டபிள்யூ சமம் capital R minus small R வெளி ஆரத்துக்கும் உள்ளாரத்துக்கும் உள்ள வித்தியாசம் டபிள்யூ உள்ளீடற்ற கோலத்தோட கன அளவு சமம் வெளிப்புற கோலத்தின் கன அளவு மைனஸ் உட்புற கோலத்தின் கன அளவு வெளிப்புறம் மற்றும் உட்புற இடையே உள்ள கன அளவுகளின் வித்தியாசம்தான் உள்ளிரற்ற கோலத்தின் கன அளவு வெளிப்புற கோலத்தின் கன அளவு four by three pi capital R cube உட்புற கோலத்தின் கன அளவு four by three pi small R cube four by three pi common so உளிரற்ற கோலத்தின் கன அளவு சமம் four by three pi capital R cube minus small R cube கன அழகுகள் உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு யூஸ்வலா உட்புற ஆரம் ஸ்மால் ஆர் வெளிப்புற ஆரம் கேபிட்டல் ஆர்னு நம்ம எடுத்துக்குவோம் உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு சமம் வெளிப்புற அரைக்கோளத்தின் கன அளவு மைனஸ் உள் அரைக்கோளத்தின் கன அளவு அரைக்கோளத்தின் கன அளவுக்கு formula two by three pi R cube வெளி அரைக்கோளத்துக்கு கேபிட்டல் ஆர் உள் அரைக்கோளத்துக்கு ஸ்மால் ஆர்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம் two by three pi common டேர்மாக இருக்குது ஸோ காமன் டேர்ம் வெளியே எடுத்துட்டோம்னா உள்ளிடற்ற கோலத்தின் கன அளவு சமம் two by three pi capital R cube minus small R cube கன அலகுகள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் உள்ளிடற்ற கன அளவு சமம் two by three pi capital R cube minus small R cube உள்ளிடற்ற கன அளவு சமம் four by three pi capital R cube minus small R cube நம்ம புத்தகத்தில் உள்ளிடற்ற அரைக்கோளம் அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக உள்ளீடற்ற கோலம்னு கொடுத்துட்டாங்க இங்கே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கங்க உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் கன அளவு சமம் two by three pi capital R cube minus small R cube கன அளவுகள் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு ஒரு உள்ளீடற்ற பித்தளை கோலத்தின் உள்விட்டம் பதினான்கு சென்டிமீட்டர் தடிமன் ஒரு மில்லி மீட்டர் மற்றும் பித்தளையின் அடர்த்தி ஒரு கன சென்டிமீட்டருக்கு பதினேழு புள்ளி மூணு கிராம் எனில் கோலத்தின் எடையை கணக்கிடுக ஃபஸ்ட்டு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் உள்விட்டம் கொடுத்துருக்காங்க உள்விட்டத்திலேருந்து நம்ம ஆரம் கண்டுபிடிச்சிக்கலாம் உள் ஆரம் ஸ்மால் ஆர் அடுத்தது தடிமன் தடிமன்கிறது வெளியாரத்துக்கும் உள்ளாரத்துக்கும் உள்ள வித்தியாசம் நல்லா கவனிங்க இங்கே விட்டம் சென்டிமீட்டரில் இருக்குது தடிமன் மில்லி இருக்குது இப்போது மில்லி மீட்டரை நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றணும் தடிமன் சமம் ஒரு மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டருக்கு பத்து மில்லி மீட்டர் மில்லி நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது பத்தால் வகுக்கணும் ஸோ ஒரு மில்லிமீட்டர் சமம் ஒன்று பை பத்து சென்டிமீட்டர் ஒன்று பை பத்தோட தசம வடிவம் ஜீரோ புள்ளி ஒரு சென்டிமீட்டர் தடிமன்கிறது வெளியாரத்துக்கும் உள்ளாரத்துக்கும் உள்ள வித்தியாசம் பித்தளையின் அடர்த்தி சமம் ஒரு கன சென்டிமீட்டருக்கு பதினேழு புள்ளி மூணு கிராம் இது கணக்கில் கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கோலத்தின் எடை இந்த பித்தளை கோலத்தோட கன அளவு என்னன்னு கண்டுபிடிக்கலாம் உள் விட்டத்திலிருந்து உள் ஆரம் ஸ்மால் ஆர் சமம் விட்டத்தில் பாதி ஆரம் ஏழு சென்டிமீட்டர் இந்த தடிமனிலிருந்து நம்ம வெளியாரம் கண்டுபிடிக்கலாம் உள் ஆரத்தையும் தடிமனையும் கூட்டினா நம்மளுக்கு வெளியாரம் கிடைக்கும் ஏழு பிளஸ் ஜீரோ புள்ளி ஒன்று சமம் ஏழு புள்ளி ஒரு சென்டிமீட்டர் கவனிங்க உள்ளீடற்ற கோலத்தின் கன அளவு சமம் four by three pi capital R cube minus small R cube மதிப்புகளை பிரதிகிடலாம் ஏழு புள்ளி ஒன்றோட கணம் கண்டுபிடிக்கணும் ஏழின் கணம் கண்டுபிடிக்கணும் ஏழு புள்ளி ஒன்று மூணு தடவை பெருக்கினா முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது ஒன்று ஏழின் கணம் முன்னூத்தி நாற்பத்தி மூணு முன்னூற்றி ஐம்பத்தேழு புள்ளி ஒன்பது ஒன்றிலிருந்து முன்னூத்தி நாற்பத்தி மூணு கழிச்சா பதினாலு புள்ளி ஒன்பது ஒன்று ஏழையும் பதினாலு புள்ளி ஒன்பது ஒன்றையும் கேன்சல் பண்ணால் ரெண்டு புள்ளி ஒன்று மூணு மூணையும் ரெண்டு புள்ளி ஒன்று மூணு கேன்சல் பண்ணால் ஜீரோ புள்ளி ஏழு ஒன்று மேலே இருக்கிற எண்களை பெருக்கும் போது அறுபத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு சென்டிமீட்டர் கியூ இது பித்தளை கோலத்தோட கன அளவு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு கன சென்டிமீட்டருக்கு பித்தளையின் அடர்த்தி பதினேழு புள்ளி மூணு கிராம் அப்போ நமக்கு தேவையான எடையை நம்ம கண்டுபிடிக்கணும் ஒரு கன சென்டிமீட்டரில் பித்தளையின் எடை பதினேழு புள்ளி மூணு கிராம் மொத்த எடை சமம் பதினேழு புள்ளி மூணு பெருக்கள் அறுபத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு ஆயிரத்தி எண்பது புள்ளி ஒன்பது கிராம் ஸோ மொத்த எடை சமம் ஆயிரத்தி எண்பது புள்ளி ஒன்பது கிராம் பயிற்சியில் ஒன்பதாவது கணக்கு ஒரு உள்ளீடற்ற தாமிர கோலத்தின் வெளிப்புற உட்புற புறப்பரப்புகள் முறையே ஐநூற்றி எழுபத்தி ஆறு பை சதுர சென்டிமீட்டர் மற்றும் முந்நூற்றி இருபத்தி நாலு பை சதுர சென்டிமீட்டர் எனில் கோலத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவை காண்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் வெளிப்புற புறப்பரப்பு உட்புற புறப்பரப்பு வெளிப்புற புறப்பரப்பு ஐநூற்றி எழுபத்தி ஆறு பை சென்டிமீட்டர் ஸ்கொயரோட புறப்பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு formula four pi R square கவனிங்க வலது பக்கம் இடது பக்கத்தில் இருக்கிற காமன் டேர்ம்ஸை நம்ம ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணலாம் பை பை கேன்சல் ஆயிரும் ஐநூற்றி எழுபத்தி ஆறை இந்த நாளால் நம்ம டைரெக்டாக இப்படியே வகுத்துக்கலாம் நூற்றி நாற்பத்தி நாலு ஆர் ஸ்கொயர் சமம் நூற்றி நாற்பத்தி நாலு வர்க்கமூலம் எடுக்கும்போது ஆர் சமம் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் வெளிப்புற ஆரம் பன்னெண்டு சென்டிமீட்டர் உட்புற புறப்பரப்பு சமம் முந்நூற்றி இருபத்தி நாலு pi centimetre square four pi small R square சமம் முந்நூற்றி இருபத்தி நாலு பை காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணிடலாம் முந்நூற்றி இருபத்தி நாலு நாலால் வகுக்கும் போது ஆர் ஸ்கொயர் சமம் எண்பத்தி ஒன்று வர்க்கமூலம் எடுக்கும்போது ஆர் சமம் ஒன்பது சென்டிமீட்டர் புறப்பரப்புகளிலிருந்து நம்ம வெளியாரத்தையும் உள்ளாரத்தையும் கண்டுபிடிச்சாச்சு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது கோலத்தை உருவாக்க தேவையான தாமிரத்தின் கன அளவு கன அளவுக்கு formula four by three pi capital R cube minus small R cube மதிப்புகளை பிரதியிடலாம் பன்னெண்டின் கணம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ஒன்பதின் கணம் எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கழிக்கும் போது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதை மூணால் வகுக்கலாம் மூணையும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதையும் கேன்சல் பண்ணும்போது முந்நூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி மூணு ஏழால் வகுப்படாது ஸோ தொகுதியில் இருக்கிற எண்களை பெருக்கிட்டு அப்புறமா நம்ம ஏழால் வகுத்துக்கலாம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி நாலு பை ஏழு நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு எட்டு ஐந்து தாமிரத்தின் கன அளவை நம்ம இரண்டு தசம இடத்திருத்தமாக மாற்றும் போது இந்த ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு நம்ம எப்படி எழுதிடலாம் புள்ளி ரெண்டு ஒன்பது தேவையான தாமிரத்தின் கன அளவு சமம் நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஒன்பது கன சென்டிமீட்டர் ரெண்டு கணக்குமே முக்கியமான கணக்கு ஃபார்முலாஸ் ஞாபகத்தில் இருந்தால் தீர்வு கண்டுபிடிக்கிறது ஈஸி மற்ற பாடங்களை படிக்கிற மாதிரி கணக்கை மனப்பாடம் பண்ணாமல் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நோட்டில் பார்க்காம போட்டு பாருங்கள் நல்ல மதிப்பெண்களை வாங்கலாம் தேங்க்யூ